திருப்பதியில் வந்து கல்யாணம் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாருமே Oh நீ உட்காரலாம் அம்மா பேசிச்சு Thank you. என்ன பிரச்சனை இல்லை இல்லை ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க மாப்பிள்ளை அம்மா அப்பா ஃபோட்டோ மாலை போட்டிருக்காங்க இப்போ வச்சு எடுக்க போகிறோம் யார் யாரையும் பக்கத்தில் ஏன் இவ்வளோ பெரிய ஏ அருண் போ அருண் கையோட எடுத்து போயிட்டு இருக்க போறாங்க அப்படியே கட்டி விடு அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால ஈவினிங் வரைக்கும் அப்படியே தான் சாப்பிடலையா நைட் சாப்பிடலையா அப்ப கத்தலாம் வீடியோ வீடியோ வீடியோ <laughs> Okay. கல்யாணம்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் ஜாலியாக வந்தோமோ அதே மாதிரி கல்யாணம்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக வந்து இப்போ வந்து மேல் திருப்பதிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்